கவனியுங்கள் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் நல்லா கவனிக்கணும் நம்ம காண முடியாதபடி இருக்கிற நிலைமைய குருடு அல்லது பார்வை அற்ற தன்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் பிளைண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெண்டு விதமான பார்வையற்ற தன்மையை அல்லது ரெண்டு விதமான குருட்டுத்தன்மையை வேதம் நமக்கு காட்டுது ஒன்று ஃபிசிக்கலாக இருக்கிற பிரச்சனை இன்னொன்று ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற பிரச்சனை கவனிச்சுட்டு வரீங்களா கவனியுங்கள் ரெண்டு விதமான குருட்டுத்தன்மை இருக்குது ஒன்று ஃபிசிக்கலாக அதாவது மாம்சீகத்தில் பிறவியிலேயோ இடையிலேயோ ஏற்படுகிற பார்வை குறைபாடு அல்லது பார்வையற்ற தன்மை இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமா அல்லது தெய்வீக தன்மையில் நமக்கு ஏற்படுகிற ஆவி ஆவிக்குரிய விதமாய் தெய்வீக தன்மையை அறிய முடியாதபடி நமக்கு உண்டாகிற ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை இப்போ பிசிக்கலாக உங்களுக்கு வருகிற மாம்ச பிரகாரமாய் உங்களுக்கு ஏற்படுகிற பார்வை குறைபாட்டை சரிப்படுத்திக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோன்னா லென்ஸ் அப்படிங்கிற ஒரு கருவியின் வழியாக நமக்கு மைனஸோ ப்ளஸ்ஸோ அதை பார்த்து கிட்ட பார்வையோ தூர பார்வையோ அதை பார்த்து நமக்கு என்ன செஞ்சிட்றாங்கன்னா மருத்துவர்கள் கண்ணாடி கொடுத்து பார்க்க வைக்கிறாங்க ரைட் அதைவே நம்ம யாரும் என்ன செய்யறது இல்லை பார்வை குறை யாராவது விரும்புகிறோமா பார்வை குறைபாட்டை யாராவது விரும்புகிறீங்களான்னு கேட்குறேன் கண்ணாடி போடுறது யாராவது விரும்புகிறீங்களா ஸ்டைலுக்கு போடுறத எல்லோரும் விரும்புவோம் ஆமாம் பார்வைக்கு போடுறது யாரும் அது நம்மளை எப்படி காட்டுது ஆ முதிர்ந்தவங்களை மாதிரி காட்டுது இல்லையா வயதானவங்களை போல் நம்மளை காட்டுது வயதாயிருச்சு அப்படிங்கிறத நம்ம எந்த காலத்தில் என்ன செய்கிறது இல்லை <laughs> வயசாயிருச்சுங்கிறத ஒத்துக்கவே முடியல அந்த வயோதீபம் நம்மளால் என்ன செய்ய முடியல ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க அதை நம்மளால் வந்து ஒத்துக்கொள்ள ஆ எனக்கு என்ன அப்படி வயசாயிடுச்சு அப்படி தான் கேட்கிறவங்களை எழுபது வயசு தாண்டவங்களை அப்படி கேட்கிறத நான் பார்த்துருக்கிறேன் சரிதானே மற்றவங்களை அக்கா போட்டு மற்றவங்களை அண்ணா போட்டு இவங்க வயசு குறைச்சிக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் மற்றவங்களை பாட்டி தாத்தான்னு சொல்லி இவங்களை இளமையாக காட்டிக்கிறவங்களை நான் பார்த்துருக்கிறேன் நீங்களும் பார்த்துருக்கிறீங்க யாருமே அதை விரும்பலை யாருமே அதை அந்த வயோதிபத்தினால் வருகிற பலவீனங்களை விரும்பலை அந்த பார்வை குறைபாட்டை நம்ம யாரும் என்ன செய்யலை விரும்பலை நீங்கள் நல்லா கவனிங்க வேதாகமத்தில் தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்தவான்கள் வயோதிபத்தின் பலவீனத்தினால வயோதிபத்தினால பார்வையற்று போன நிலைமையில் பார்வை தளர்ந்து போன குறைபாடுகளில் இன்னும் மாம்சத்தில் எத்தனையோ தளர்வுகள் இருந்த நிலைமைகளை எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்ம பார்க்கிறோம் அபிரகாமை பார்க்கிறோம் ஈசாக்கை பார்க்கிறோம் யாக்கோபை பார்க்கிறோம் தாவீதை பார்க்கிறோம் சிமியோனை பார்க்கிறோம் யோபுவை பார்க்கிறோம் இப்படி எத்தனையோ வயோதிபர்களை பைபிளில் நம்ம படிக்கிறோம் வயோதிபத்தின் பலவீனம் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வந்துச்சு ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எலிசா எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவரும் பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு எதுவான வியாதியில் சில காலங்கள் இருந்து தான் மறித்திருக்கிறார் என்று வேதத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் வயோதிபத்தினால் வருகிற பலவீனம் பார்வை குறைபாடு செவி குறைபாடு இன்னும் பேசு பேச்சுவது பேசுவதில் வருகிற தடுமாற்றம் நினைவாற்றலில் வருகிற தடுமாற்றம் இன்னும் செயல்பாடுகளில் வருகிற தடுமாற்றம் சரீரத்தில் ஏற்படுகிற நடுக்கம் தோல் சுருக்கம் இதெல்லாமே எல்லா பரிசுத்தவானுக்கு வரும் அது வரணும் நீங்கள் பரிசுத்தவானா இருக்கிறனால உங்களை இளமையாய் கத்தர் வைப்பார்னு எங்கேயுமே எழுதலை அப்படியெல்லாம் எழுதலை பொய்யா யாராவது அப்படி சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படி இல்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய குருடுன்னு ஒன்று இருக்குது ஆவியானவர் உன்னை காண பண்ணுவேன்கிறார் அதிசயங்களை காண பண்ணுவேன் அதாவது அதிசயங்களை நீ பார்க்கும்படி நான் செய்வேன்கிறார் இந்த காலை வேளையில் ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டிற்குள்ளே என்னை நடத்துகிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஆவிக்குரிய விதத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிற காரியங்களை கர்த்தர் செய்கிற அதிசயங்களை என்ன பண்ணினாலும் பார்த்து புரிந்து கொள்ள முடியாத விளங்கி கொள்ள முடியாத அர்ப்பணிக்காத சில ஆவிக்குரிய குருடர்கள் நம்ம இடத்துல இருக்கிறாங்கன்னு ஆவியானவர் சொல்ல சொல்கிறார் உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்கணும் ஆண்டவர் எவ்வளவு சத்தியத்தை வெளிப்படுத்தினாலும் சில பேருக்கு புரியாது அது அவங்களுக்கு விளங்காது கவனிங்க எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு காட்டினாலும் இதில் ஆண்டவர் இருக்கிறார் இங்கே நான் அவரை பார்க்கிறேன் இது அவருடைய விரல் இது அவருடைய வல்லமை இது அவருடைய மகிமை இது அவருடைய கிரியை இது அவருடைய வார்த்தை அப்படின்னு எப்படி எப்படியும் உணராமல் குருடாவே இருக்கிறவங்களை நீங்கள் பார்க்க முடியும் பைபிளில் ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரர்களை ஆவியானவர் கண்டித்து சொல்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அறியாத குருடர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறார் ஆவிக்குரிய தலைவர்களுக்கு ஆண்டவர் பேர் கொடுக்கும்போது கொந்தளிச்சு பேசும்போது அவர் எப்படி சொல்கிறாருன்னா ஒன்றும் அறியாத குருடர் அப்படின்னா என்ன நல்லா கவனிங்க ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாதவர்கள் ஆவிக்குரிய தரிசனம் இல்லாதவர்கள் ஆவிக்குரிய செயல்பாடு செயல்பாடுகளை அறிந்து செய்ய முடியாமல் இருக்கிறவர்கள் இவங்க இருக்கிறனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இந்த ஆவிக்குரிய ஊழியர்கள் என்று சொல்லப்படுகிற தலைவர்களை அவர் ரொம்ப வன்மையாய் வேதத்தில் கண்டிக்கிறார் ஒன்றும் அறியாத குருடர் நீங்கள் நல்லா கவனிங்க சரீரத்தில் பார்வை குறைபாடு இல்லை பிரச்சனை இல்லை ஆனால் சரீரத்தில் பார்வை குறைபாடு இருந்தாலும் கூட ஆவிக்குள்ள கண்கள் எப்படி இருக்கணும்னா தெளிவாக இருக்க வேண்டும் சிலருக்கு தான் கேட்டுட்டு இருக்கிற சிலருக்கு தான் புரியுதுங்கிறத நான் பார்க்குறேன் சில நேரம் சபையில் நாம் கொடுக்கிற ஆலோசனை சபையில் நாம் கொடுக்கிற அறிவுரை சபையில் கொடுக்கிற கடிந்து கொள்ளுதல் சபையிலே கொடுக்கிற போதனை சபையிலே உங்களுக்காக பேசுகிற தேவனுடைய வார்த்தைகள் எந்த ரூபத்தில் உங்களுக்கு வந்தாலும் சில பேர் முரட்டாட்டமோ அதுக்கு ஒப்பு கொடுக்காம கீழ்ப்படியாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் அது எவ்வளவு சொன்னாலும் ஏறாது எவ்வளவு சொன்னாலும் புரியாது எவ்வளவு சொன்னாலும் அர்ப்பணிக்க மாட்டாங்க எவ்வளவு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அவங்கள நீங்க மாற்றவே முடியாது அப்படிப்பட்டவங்க தான் ஆவிக்குரிய குருடர்கள் ஹலோ சிமியோன் தீர்க்கதரிசியை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிஷ்டை செய்து பெயர் வைத்து அந்த புதிய ஏற்பாட்டினுடைய யுகத்தில் அப்போ சில யுகத்தை துவக்கி வச்ச அந்த செயலை செய்த அந்த ஊழியக்காரன் அவர் தான் அவரை பற்றி ஆவியான ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறாருங்க வயசாயிடுச்சு சிமியோருக்கு என்ன ஆயிடுச்சு ஆனால் அவருக்கு ஒரு காலத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஒன்றை சொல்லியிருந்தார் என்ன சொன்னார்னா கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ பார்க்காம உன் கண்களால் நீ பார்க்காம சாக மாட்டேன் ஹலோ லூயா நல்லா கேளுங்க எனக்கு எனக்கு அந்த சேப்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிமியோன் மிகப்பெரிய ஒரு என்னுடைய என்னுடைய இன்ஸ்பைரிங்கில் அவருக்கு நான் ஒரு தனி ஸ்டேஜ் வச்சுருக்கிறேன் சிமியோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஆண்டவருக்கு பிரதிஷ்டை செய்தவர் என் ஆண்டவருக்கு பெயரிட்டவர் என் ஆண்டவரை ஆமாம் இந்த புதிய ஏற்பாட்டு யுகத்திற்கு அறிமுகப்படுத்தினவர் ஹலோ லூயா உம்முடைய ரட்சணியத்தை நான் காண்கிறேன் உம்முடைய ரட்சணியம் என்று சொல்லி அந்த ரட்சணியத்தை ஹானர் பண்ணி துதித்து ஆமாம் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ரெகக்னைசனை கிறிஸ்து இயேசுவுக்கு இவரால் முடிந்த அளவிற்கு கொடுத்தவர் அதனால் எனக்கு சிமியோனை ரொம்ப பிடிக்கும் ஹலோ லோயா நான் புதிய ஏற்பாட்டு சிமியோனை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பைபிளில் எழுதி இருக்குதுங்க வயசு வயதான வயதான காலம் வயோதிபத்தில் தளர்ந்து போன நிலைமையில் பார்வை குறைபாடு இன்னும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற அந்த காலகட்டங்களில் இவர் பாட்டுக்கு இவர் இருக்கிற இடத்துல இருக்கிறாரு ஆவியானவர் சிமியோனுக்கு சொல்கிறார் யாரும் போய் சொல்லலை ஒரு குழந்தையை கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஒரு அதிசய குழந்தை அது ஒரு அற்புத குழந்தை அது ரட்சகராக இருக்கிற குழந்தை அது மேசியாவான குழந்தை யாரும் போய் அவருக்கு சொல்லி கூட்டிகிட்டு வரல அவரிடத்தில் ஆவியானவர் சொன்னார் நீ போ எத்தனை இதுக்கு புரிகிறது ஏன்னா இவருக்கு ஒரு நம்பிக்கை எல்லாவற்றையும் தாண்டி நல்லா கேட்டுக்குங்க இவர் ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கிறாரு இவர் வந்து ஓய்ந்து போன காலங்களில் அந்த வயோதிபத்தில் தளர்ந்து போன காலங்களில் ஊழியங்கள் எல்லாம் முடிந்து போன காலங்களில் இருந்துகிட்டு இருக்கும் போது இருந்துகிட்டு இருக்கும் போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கங்க உங்களோட ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார் கேட்டுக்கங்க சிமியோனுக்கு ஒரு தரிசனம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது ஒரு தீர்க்க தரிசனம் இங்கே சில பேர் இருக்கிறீங்க ஆவியானவர் சொல்லிட்டே இருக்கிறாரு உனக்கு ஒரு வார்த்தை தேவன் சொன்னது உண்டானால் நீ சாகும் உனது முன்னதாக அது நிறைவேறிய தீர வேண்டும் அது நிறைவேறாமல் போகவே போகாது நல்லா கேட்டீங்க உங்களுக்கு தேவன் சொன்னது உண்டானால் நான் சொல்றது உங்களுக்கு புரியணும் மனுஷர் பேசுறதை பத்தி நான் சொல்லவே இல்லை ஊ பொய்யாய் உங்களுக்கு ஒரு வேலை யாராவது கத்தர் சொன்னதா சொல்லலாம் அதை பற்றி நான் பேசல கத்தர் உங்களுக்கு ஒன்ற கத்தர் சொல்லி இருந்திருந்தாருன்னா நீ சாகுமுன் அது உனக்கு நிறைவேறும் என்று கத்தர் சொல்ல சொல்லுகிறான் அதை மாற்றி சொல்கிறேன் அந்த வார்த்தை நிறைவேறாமல் நீ சாக மாட்டாய் என்று கத்தர் சொல்ல சொல்கிறார் சிலருக்கு தான் இப்போ புரிகிறது அலையலூயா அது நிறைவேறாமல் நீ சாக மாட்ட அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ சூப்பராக இருக்குது அலையலூயா அது நிறைவேறும் முன் நான் மறிப்பதில்லை எல்லாரும் சொல்லுங்கள் என்ன வயசானாலும் என்ன பலவீன வந்தாலும் எவ்வளவு நான் தளர்ந்தாலும் எவ்வளவு நான் வந்து உடைஞ்சாலும் எனக்கு சொன்ன தேவ வார்த்தை நிறைவேறாமல் நான் மறிக்க மாட்டேன் அதாவது என்னை மறிக்க விட மாட்டார் அதனுடைய ரைட் மீனிங் என்னன்னா என்னை மறிக்க உங்களுக்கு தெரியுமா பவுல் வந்து அநேக முறை செத்தவர் ஹலோ இருக்கிறீங்களா பவுல் அநேக முறை செத்தவர் நல்லா கேட்டுக்குங்க அடிச்சு அடிச்சு அவரை துன்புறுத்தி சித்திரவதை செஞ்சு ஆமாம் செத்து போயிட்டான் அல்லது செத்து போயிடுவான் இனி ஊழியம் செய்ய மாட்டான் இனி கிறிஸ்துவ எங்கேயும் அறிவிக்க மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்தா அந்த அடிச்சு துன்புறுத்தி உள்ள அந்த அடிச்சு தொந்தரவு பண்ணி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அந்த மாதிரிலாம் இவரை சித்திரவதை பண்ணவங்க அவங்க டெஸ்டினேஷனுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி இவர் ஊருக்குள்ள நின்று பேசிட்டு இருப்பார் <laughs> புரியலையா அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும் செத்து போயிட்டான் அல்லது செத்துருவான்னு நினைச்ச பவுலோ இவர்களுக்கு முன்பாக நகரத்திற்குள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹலலூயா எனக்கு எனக்கு அவர் குறித்ததை நிறைவேற்றாமல் எனக்கு அவர் வாக்கு செய்ததை நிறைவேற்றாமல் எனக்கு சொன்னதை கருத்த நிறைவேற்றாமல் இங்கே யாரோ சிலர் இருக்கிறீங்க விசேஷமாக மூன்று பேரை நான் பார்க்கிறேன் அடிக்கடி உங்களுக்கு வருகிற தடுமாற்றத்துக்கு ஆவியானவர் சொல்ல சொல்றார் உனக்கு நான் சொன்னதை நிறைவேற்றாமல் நீ மறிப்பதில்லை நான் என்று சொல்ல சொல்றார் ஹலலூயா உங்களுக்கு என்ன சொன்னார் என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும் அது நிறைவேறும் எல்லாரும் சொல்லுங்கள் உனக்கு என்னையா சொன்னார் என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டும் அது நிறைவேறும் மாலையிலோயா சில பேர் இப்படி யோசிக்கிறீங்க ஐயா மாதிரி ஊழியக்காரங்களுக்கு ஏதாவது சொல்லி நோ இந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது இந்த விஷயத்தில் ஆண்டருக்கு எந்த பார்சியாலிட்டி கிடையாது ஊழியக்காரனுக்கு சொன்னது மட்டும்தான் நெவர் ஊழியக்காரனுக்கு சொன்னது வேறு அது அவரை பற்றி தேவனுக்கு இருந்த சித்தம் என் அன்பு ஜனமே என் அன்பு தேவ பிள்ளையே உனக்கு தேவன் சொன்ன விஷயம் உன் குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம் உன் சுயம் சார்ந்ததாக இருக்கலாம் உன் தொழில் சார்ந்ததாக இருக்கலாம் உன் ஆவிக்குரிய தரம் சார்ந்ததாக இருக்கலாம் உன் ஊழியம் சார்ந்ததாக இருக்கலாம் உன் வருங்காலம் சார்ந்ததாக இருக்கலாம் உனக்கும் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் லூயா உங்களில் சில பேர் இப்படி யோசிக்கிறீங்கன்னு ஆவியானவர் சொல்ல சொல்கிறார் ஊழியக்காரங்க மாதிரி யாராவது மக்களுக்கு யாராவது ஊழியர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தை தான் அது நிறைவேறும் நோ ஆவியானவர் இங்கே யாரோ சில பேர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுக்காக மீண்டும் சொல்ல சொல்கிறார் ஊழியக்காரர்களுக்கு சொன்னதை ஊழியக்காரர்களுக்கு நிறைவேற்றுவார் உனக்கு சொன்னதை கத்தர் உனக்கு நிறைவேற்றுவார் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கல எனக்கு சொன்னதை கர்த்தர் கர்த்தர் நல்லா ஓங்கி சொல்லிருங்க எனக்கு சொன்னதை கர்த்தர் எனக்கு எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போவதை விட எல்லாரும் அறிக்கை செய்து சொல்லுங்க இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போவது அவருக்கு எளிதாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கல எனக்கு சொன்னது நிறைவேறாமல் போகிறதை விட நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் கற்பனையாக பேசி நிறைவேறாதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை யாராவது பொய் தீர்க்க தரிசனம் சொல்லி நிறைவேறல அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருந்திருந்தார்னா என்னுடைய தாட் எத்தனை பேத்துக்கு புரிகிறது கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டோ ஒரு தீர்க்கதரிசியை கொண்டோ ஒரு சொப்பனத்தினாலோ ஒரு தரிசனத்தினாலோ வேறு ஏதாவது பிரித்தியட்சமாகவோ கர்த்தர் உங்களுக்கு ஒன்றை ப்ராமிஸ் பண்ணி இருந்திருந்தார்னா சொல்லிடுங்க நல்லா நல்லா நல்லா அதையே அந்த தைரியம் அந்த போல்ட்னஸ் வரமாட்டேங்குது நல்லா அரைகிற மாதிரி அல்லவா சொல்லணும் நல்லா ஓங்கி அடிக்கிற மாதிரி அல்லவா சொல்லணும் ஆலே லூயா என் சொல்லி இருந்தால் அது நிறைவேறும் என் ஆண்டவர் சொன்னான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஆண்டர் சொல்ல சொல்றார் யவீரு தன் மகளுக்காக இயேசுவை கூப்பிடும் போது மகள் உயிரோடு இருக்கிறாள் கால தாமதம் மகள் செத்துட்டா அலையிலுயா இயேசுவை யவீரு கூப்பிடும் போது மகள் உயிரோடு இருக்கிறாள் எத்தனை நான் சொல்றது புரியுது ஆண்டவரே என் மகள் இப்படி இருக்கிறாள் நீர் வரணும் ஆண்டு சொல்ல நான் வரேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் அவளை கண்டிப்பா சுகமாக்குறேன் நல்லா கேட்டீங்க சுகமாக்குறேன்ப்பா வரேன்ப்பா வரேன் அப்படின்ட்டார் அப்படின்னு என்ன உன் மகளை நான் சரி கொஞ்சம் வழியில் ஏற்பட்ட தாமதம் பிள்ளை செத்து போச்சு இல்லையா இவ பிள்ளை செத்துருச்சு அப்படிங்கிற போது எல்லாரும் என்ன தெரியுமா அவனுக்கு செய்தி சொல்கிறாங்க இனி எதுக்கு அவரை கஷ்டப்படுத்துகிற பிள்ளையே போயிடுச்சு வா போகலாம் அலையலூயா இது எப்படி அவர் காதில் விழுந்துச்சு எனக்கு தெரியல வஸ்திரத்தை வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவள் யாருன்னு கேட்டார் இல்லையா ஆ எங்கேயோ பேசுறது அவர் கேட்காதா என்ன ஹலோ என் எங்க என் ஆண்டவருக்கு ஊரெல்லாம் காது இருக்குது என் ஆண்டவருக்கு உலகம் எல்லாம் கண்கள் இருக்கிறது என் ஆண்டவருக்கு எல்லா இடத்திலும் உணர்வு இருக்கிறது அலையலூயா அவர் அன்றி ஒரு அணுவும் நல்லா ஓங்கி சொல்லுங்க பார்க்கலாம் அவர் இல்லாமல் ஒரு அணுவும் ஒரு அணுவும் என்ன செய்ய முடியாது அசையாது அலையலூயா அவரால் எல்லாமே கூடும் அலையலூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிங்க இப்போ டக்குன்னு ஆண்டவர் அவையை பார்த்து சொல்றார் பயப்படாத அலையலூயா அடுத்து சொல்கிறார் விசுவாசமாயிரு என்னை பிள்ளை உயிரோடு இருக்கும்போது என்னை எப்படிப்பட்ட விசுவாசத்தை கூப்பிட்டியோ அதே விசுவாசத்தில் இரு அலையலூயா இந்த கால தாமதத்துக்கு நான் தான் பொறுப்பு இந்த இடையில ஏற்பட்ட இந்த இழப்புக்கு நான் தான் இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல சொன்னார் உனக்கு சம்பவிக்கிற ஒவ்வொன்றுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் நான் அந்த நஷ்டத்துக்கு ஈடுகட்ட போகிறேன் நீ இழந்தவைகளை நான் உனக்கு தருவேன் நீ தொலைத்ததை நான் உனக்கு தருவேன் ஓ உன்னை ஏமாற்றினவர்களை நீ ஏமாந்து ஏமாந்து நழுவ விட்டவைகளை வலுவ விட்டவைகளை உனக்கு நான் தருவேன் அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் இந்த தீவிரவாத குரூப் எல்லாம் அழிச்சட்டை பண்ணிட்டு அடுத்த நாள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் இது நாங்கள் தான் செஞ்சோம் இந்த அல்கைதா இந்த தீவிரவாத அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது நீங்களே விளங்கிக்கணும் இந்த தீவிரவாத கும்பல் வந்து எங்கேயாச்சும் குண்டு வெடித்து பாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணிவிட்டு கடைசியில் அவன் ரொம்ப ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான் நான் தான் பண்ணினேன் எத்தனை இதுக்கு புரிகிறது அவன் தான் பண்ணினேம்மா நாங்கள் தான்யா எங்கள் குரூப் தான் பண்ணிச்சு நாங்கள் தான் நாங்கள் தான் அதை செஞ்சோம் அப்படிமா அழிச்சேட்டை செஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும் நம்ம வாழ்க்கையில் தீவிரவாத செயலை இல்லை நம் நன்மைக்காக செய்கிறவர் என்ன செஞ்சாலும் அதில் எனக்கு ஒரு நன்மை இருக்குது எத்தனை பேர் நம்புறீங்க அவர் என்ன பண்ணாலும் அது என் நன்மைக்கு தாயா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் வாயில் உங்கள் வாயில் நான் வந்து லட்டு போட்டு சொல்கிறேன் என்ன நடந்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் நடக்கும் சொல்லுங்கள் என்ன எனக்கு நடந்தால் அதில் ஒரு நன்மை இருக்கும் அதில் ஒரு நீங்கள் அவமானப்பட்டால் அதில் ஒரு நன்மை இருக்கும் நீங்கள் வெட்கப்பட்டால் அதில் ஒரு நன்மை இருக்குது நீங்கள் சிலதை இழந்தாலும் அதில் ஒரு நன்மை இருக்குது நீங்கள் குனிய வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தாலும் அதில் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் நன்மை இருக்குது நன்மை இருக்குது யவீரவை பார்த்து அப்படித்தான் என்று சொல்றார் நான் பொறுப்பேற்கிறேன் ஏன் பிள்ளை செத்துட்டா அது என்னுடைய பாடு அலையிலோயா இவனுக்கு வந்து சொல்கிறாங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் வாப்பா நீ போதகர்கிட்ட வந்தபோது உயிரோடு இருந்தா ஏதாவது சுகங்க ஆக்கி எழுப்பி விட்டுருப்பாரு இப்போ அவர் செத்து போயிட்டா வ வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இனி எதுக்கு அவரை நீ கஷ்டப்படுத்துகிற அவர் வந்து ஃபெயிலியர் அவருக்கு ஃபெயிலியர் ஆகக்கூடாது எவ்வளோ ஒரு கரிசனை பார்த்தீங்களா அவருக்கு என்ன செய்யக்கூடாது இயேசுவுக்கு என்ன செய்யக்கூடாது ஏய் என் ஆண்டவர் எங்கேயுமே ஃபெயில் ஆக மாட்டார் எத்தனை பேருக்கு அது புரிகிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் தண்ணீர்கள் மேல் தடம் அமைக்கிறவரின் ஆண்டவர் ஆகாயத்திலே வழியை ஏற்படுத்துகிற ஆண்டவர் மேகத்தை சட்டைகளாக்கி கொண்டு பறந்து போகிறவர் என் ஆண்டவர் கேருபீன்களின் மத்தியிலே சேராபீன்கள் மத்தியிலே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வீட்டிருக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் அவர் சாதாரணமானவரோ குப்பனும் சுப்பனும் ஆராதிக்கிற கற்பனை கடவுள் அல்ல அவர் வாழும் கடவுள் அவர் வாழும் இறைவன் ஹலெலுயா தெய்வங்கள் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் விழுந்து பணிந்து கொள்ளுகிற ஒரே தேவாதி தேவன் என் ஆண்டவர் பிரைஸ் த லார்ட் நான் நிறைய பேர்கிட்ட ரொம்ப மார்த்தட்டி சொல்லியிருக்கிறேன் என் ஆண்டவர் Lord of lords God of gods நான் சாதாரணமான ஒரு தெய்வத்தை சொல்லலை தெய்வங்களின் அரசனை சொல்லி கொண்டிருக்கிறேன் தெய்வங்கள் பணிந்து கொள்கிற இறைவனை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன் நான் எல்லா இடங்களும் அப்படி தான் சொல்லுவேன் நான் ஒரு கடவுளை பற்றி பேசல கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக இருக்கிற ஒரே கடவுளை பற்றி பேசு எத்தனை இருக்கு புரிகிறது நானும் ஒரு கடவுளை யாராது நோ கடவுள் என்று சொல்லுகிற ஒருவரை நான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் நிறைய இடத்துல அப்படி தான் பேசியிருக்கிறேன் அப்படி சொல்லும் போது அப்படி திரும்பி பார்க்குறேன் என்ன வித்தியாசமாக பேசுகிறான்னு வித்தியாசமாக எஸ் உனக்கு வித்தியாசமாக தான் இருக்கு நாங்கள் தெய்வங்கள் இல்லை என்று சொல்லலை யார் நீ எத்தனை கோடி வேணா சொல்லிக்க இருக்கு ஆனால் நான் சொல்கிறவர் அவங்களுக்கெல்லாம் தெய்வம் <laughs> அதை திரும்பி பார்க்குறேன் என்ன இன்னொருக்க சொல்லுங்க அப்படிங்கிறா நீ எத்தனை முறை கேட்டாலும் சொல்லுவேன் உங்கள் ஆளுகளுக்கெல்லாம் எங்க ஆள் தான் அப்பேன் லோயா இவர் தான் அரசர் இவர் தான் இறைவன் இவருக்கு முன்னாலதான் அவர்கள் விழுந்து பணிய வேண்டும் லோயா வேதாளம் பாதாளம் யாவையும் செய்த வீரமுள்ள திருநாமம் இயேசு என்கிற நாமம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையை நல்லா கவனிச்சுக்குங்க சிமையோன் ஊழியம் அன்றைக்கு ஊழியம் இல்லை அன்றைக்கு சபையில் ஆராதனை இல்லை அன்றைக்கு சபையில் வேறு எந்த விசேஷமான ஆசரிப்பு செய்ய வேண்டிய பிளானரில் அந்த பிளானெல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நல்லா கேட்டுக்குங்க அது ஒரு வீக் டேஸ் ஆவியானவர் சிமியோனுக்கு சொல்கிறார் பைபிளில் போட்டிருக்குது ஆவியின் ஏவுதலினால் அவர் தேவாலயத்துக்குள்ளே வராரு அன்னைக்கு அவருக்கு மினிஸ்ட்ரி இல்லை எத்தனைத்துக்கு புரியுது அன்னைக்கு இவருக்கு எந்த ஊழியமும் அங்கே இல்லை அன்னைக்கு இவருக்கு ஊழிய சபையில் இல்லை அந்த ஆசரிப்பு முறைமையில் அன்றைக்கு அந்த சபையினுடைய பேட்டர்னில் அந்த ரெகுலர் சர்வீஸில் அன்னைக்கு அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி அங்கே இல்லை அன்னைக்கு இவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி கத்தர் வச்சிருக்கிறார் ஏன்னா ஒரு காலத்தில் சொன்னார் நீ கத்துடைய கிறிஸ்துவை பார்க்காம வயசாயிடுச்சு தளர்ந்துட்டார் பார்வை சுருகிடுச்சு எல்லாமே எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ ஊழியம் கூட பெருசாக அவருக்கு வயோதிபத்தினாலே இல்லை அப்படிலாம் இருக்குது ஆனால் அந்த சொன்ன வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா அதனால் ஆவியானவரே ஏவி இவரை சச்சுக்குள்ளே வர வைக்கிறார் ஹலோ லோயா நீங்கள் அங்கே கவனித்து பாருங்கள் அங்கே அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த பகுதி தான் சீமோன் சிமியோன் சொல்லுவாருங்க உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது ஒரு சொல்லுங்கள் பார்க்கலாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே திரும்ப திரும்ப ஆவியானவர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு அழுத்தமாக இந்த விஷயத்திலிருந்து சொல்கிறதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு உனக்கு நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் நான் சொல்லியிருந்தேன்னா அதை கண்டிப்பாக அதாவது இப்படி சொன்னீரே இப்படி சொல்லி இருக்கிறீரே இப்படி சொல்றீரே அப்படி நீங்கள் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவரை கேட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே ஆ அவர் ஒன்றும் வகையில்லாத வக்கில்லாத வல்லமை இல்லாத அரசியல்வாதி மாதிரிக்குது நினச்சிக்காதீங்க அவர் உண்டாக்குகிற சிருஷ்டிக பைபிள் சொல்ல அவர் சொல் ஆகும் அவர் கட்டளையிட அவர் சொன்னாது நடக்கியா அவர் என்ன சொன்னாலும் நடக்கும் ஆலையிலூயா எனக்கு பைபிளில் எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச வார்த்தையில் நிறைய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப பிடிச்சது நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன் நீங்கள் கேட்கிறதே அவர்கிட்ட இல்லைனாலும் பைபிளில் போட்டிருக்குதுங்க அது உண்டாகும் என்னவாமா ஏங்க இவ்வளவு நிரம்பி இருக்கிற இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையானது இல்லையா நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த நாட்டிலேயோ எந்த நாட்டிலேயோ உங்களுக்கு தேவையானது இருக்காதா உங்கள் வீட்லேயோ அடுத்த வீட்லேயோ உங்களுக்கு தேவையானது இல்லையா நான் சொல்கிறது எத்தனை பேத்துக்கு புரியுதுன்னு தெரியல உங்களுக்கு உங்களுடைய வாண்டட் லிஸ்ட்டில் நீங்கள் மெனு வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா இது இது இருந்தால் நல்லாயிருக்கும் அது இருந்தால் நல்லாயிருக்கும் இது இவ்வளவு இருந்தால் நல்லாயிருக்கும் அது அவ்வளவு இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த லிஸ்ட்டு உங்ககிட்ட இல்லைனாலும் இந்த உலகத்தில் யாருக்கிட்டேயும் எங்கேயோ இருக்கா இல்லையா உங்களுக்கு இந்த உலகத்தில் எது தேவையோ அது ஒருவேளை உங்ககிட்ட இல்லைனாலும் உலகத்தில் யாராச்சுக்கிட்ட எங்கேயாவது இருக்குதா நான் கேட்குறேன் இல்லாத என்ன நீங்கள் இல்லாத என்ன கற்பனை பண்ண முடியும் சொல்லுங்கள் இல் உங்களுக்கு நான் கேட்குறேன் இல்லாததை பற்றி உங்களுக்கு எப்படி ஒரு சிந்தை வரும் நீங்கள் ஒன்றும் பெரிய சயின்டிஸ்டில் எனக்கு என்னை யாரும் தவறாக புரிஞ்சுக்கலையே நீ அதனால நான் உங்களை மட்டமாக சொல்கிறேன் நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் ஒன்றும் வித வித விதவிதமாக ஆராய்ச்சி பண்ணுற பெரிய அறிவியலாளர்களெல்லாம் இங்கே கிடையாது இங்கே இருக்கிற நம்ம யாருமே நானும் சரி நீங்களும் சரி வினோதமாக யோசித்து ஆராய்ச்சி பண்ணுற சயின்டிஸ்டெல்லாம் இங்கே நம்ம அப்படியெல்லாம் வந்து இங்கே உட்காரல இல்லையா நம்ம சாதாரண மனைகள் ஒருவேளை சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்கிற என் பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது லொட்டு லுஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது யானை பூனைன்ட்டு இருப்பீங்க அதுதான் மற்றபடி எனக்கு தெரியும் வினோதமான கற்பனை இந்த இங்கிலீஷ்காரன் படம் தயாரிக்கும் மாதிரி வினோதமான ஜந்து மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாச்சும் கற்பனை இருக்கா இந்த வெலை இந்த இங்கிலீஷ்காரன் படம் மட்டும் பார்த்தீங்களா அவன் நான் அடிக்கடி யோசிப்பேன் இதே அப்புறம் இவனுக்கு மட்டும் இப்படிலாம் தோணுது அப்போது நான் கேட்குறேன் உங்கள் மெனுவில் உங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வாண்டட்னு வச்சுருக்குன்னு நான் கேட்குறேன் இந்த உலகத்துலேயே இல்லையா இருக்கிறது தான் பிரச்சனை அவன் வச்சிருக்கிறான் எங்கிட்ட இல்லையே அவனுக்கெல்லாம் இருக்குது எனக்கு இல்லை நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை ஏ அவங்கிட்ட அவங்ககிட்ட கூட நமக்கு அதுதான் பொறுக்க முடியல எங்கிட்ட இல்லைங்கிறத விட அவங்ககிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல நம்மள நிறையா பேருடைய பிரச்சனை எனக்கு இல்லை அப்படிங்கிறத விட அவங்ககிட்ட இருக்குதே அவனுக்கெல்லாம் அப்படியா அப்படிங்கிறத நம்மளால் என்ன செய்ய முடியல ஸோ நான் உங்கள்கிட்ட எப்படியோ நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ ஏதோ ஒரு எண்ணத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் தேவைன்னு சொல்கிறது இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் நான் சொல்கிறார் இல்லைனாலும் உனக்காக நான் உண்டாக்குவேன் இதுக்கு <laughs> இப்போ புரிஞ்சுது ஏய் நீ என்னை பார்த்து கேளுப்பா நீ கேட்டீன்னா நீ கேட்குறது இல்லை அப்படின்னா நான் உனக்காக அதை உண்டாக்குவேன் <coughs> நான் நிறைய சாட்சிகளை சொல்லலாம் இப்போ எனக்கு சந்தர்ப்பம் இல்லை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரே ஒரு முறை செங்கடல் பிரிஞ்சு மூடிச்சு ஒரே ஒரு முறை எரிகோ தகர்ந்து விழுந்துருச்சு அதுக்கப்புறம் கட்டவே முடியாத அளவுக்கு அங்கே ஒரு கமாண்ட்மெண்ட் வந்துருச்சு நல்லா கேட்டுங்க எவன் கட்டினாலும் அவன் தன் பிள்ளைகளை சாக கொடுப்பான் ஹலே லூயா இன்னைக்கு வரைக்கும் எரிகோவை எவனாலும் என்ன செய்ய முடியல அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் செங்கடல் பிளந்து நடந்த அற்புதம் மாதிரி எந்த கடலையும் யாராலையும் பிளக்க சொல்லுங்க முடியல ஒரே ஒரு முறை பைபிளில் இந்த ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை நடந்த அற்புதத்தை நீங்கள் படிக்கிறீங்க தானே ஒரே ஒரு முறை அந்த ஒரே ஒரு முறை நடந்த அற்புதத்தெல்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் அந்த ஜனத்துக்காக ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக செஞ்சதாக்கும் ஹலோயா உங்களுக்கு ஆண்டவர் ஒன்று சொல்ல சொல்கிறாருங்க உனக்கு தேவைப்பட்டா விசேஷமானதை உனக்கே உனக்காக நான் செய்வேன் மகனே யாரோ சிலருக்கு மீண்டும் சொல்ல சொல்கிறார் மீண்டும் வாங்கிக்கிங்க அந்த வார்த்தையை உனக்கு தேவைப்பட்டா நீ என் பிள்ளை நீ என் நாமத்தை அறிந்தவன் நீ என் நாமத்தை நேசிக்கிறவன் நீ எனக்கு ஊழியம் செய்கிறவன் நீ உன்னை எனக்காக விட்டு கொடுத்தவன் நீ உன்னை எனக்காக அடிமையாக்கி கொண்டவன் நீ உன்னை உன்னை எனக்காக தாரை வார்த்து விட்டவன் அப்படின்னு சொல்லுகிற சிலருக்கு மீண்டும் சொல்ல சொல்கிறார் உனக்கு தேவைப்பட்டா உனக்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன் மகனே மகளே என்று கர்த்தர் சொல்ல சொல்லுகிறார் ஹலலூயா எல்லாரும் நம்பிக்கையோடு பாடுங்க பார்க்கலாம் எனக்காக செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே என் பாருங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்து நம்பிக்கையோட எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்காக யாவையும் நீங்கள் தான் செய்வீங்க எனக்காக எதையும் நீங்கள் தான் செய்வீங்க எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் என் கவலையெல்லாம் என் கஷ்டத்தை எல்லாம் என் தேவையெல்லாம் உங்கள்கிட்ட நான் இறக்கி வைக்கிறேன் இரண்டு தேவனுடைய பிள்ளையே நீங்கள் தேவை உங்களுக்கு வேண்டும் உங்களுக்கு அவசியம் அப்படி நீங்கள் சொல்கிற எதுவும் நான் சொல்கிறேன் உலகத்தில் உங்ககிட்ட இல்லாமல் வேணால் இருக்கலாம் ஆனால் எங்கேயும் இருக்குது ஒருவேளை எங்கேயுமே இல்லை என்றாலும் உங்களுக்காக என் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் என் ஆண்டவர் கிரியேட்டராக வந்து ஆதியாகவும் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கிறபடி ஒரு வார்த்தை சொல்லி உங்களுக்கு உண்டாக்கி தரப்போகிறார் அலையலுயா ஒரு வார்த்தை என்னங்க ஒரே ஒரு வார்த்தை இல்லை ஒரு பார்வை இல்லை ஒரு தொடுதல் இல்லை ஒரு நினைவு என் பிள்ளை அப்படி நினைக்கிறான் அப்படிங்கிறதுக்காகவாவது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் இன்றைக்கு நாம் தியானத்தில் நீ பார்க்கும்படி உன் ஆவிக்குரிய கண்களை கத்தர் திறக்கிறார் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறார் இது மாம்சீக பார்வை அல்ல மாம்சீக பார்வையினுடைய குருட்டுத்தன்மை பற்றி பேசலை இன்னைக்கு நிறைய பேர் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆவிக்குரிய மகிமையை பார்க்க முடியாதபடி ஏதோ ஒரு பிளைண்டா ஒரு பிளைண்ட்னஸ் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் சொல்லுங்கள் எல்லாரும் ஒரு அதாவது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை சொல்லுங்கள் எல்லாரும் இப்போ சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால என்னை பிடித்திருக்கிற ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையே மாத்தி சொல்லுங்க ஆவிக்குரிய குருட்டாவியே சொல்லுங்க வேலையே போ அடிக்கடி சொல்லுங்க உங்க பக்கத்துல கத்தர் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறார் நல்லா புரிஞ்சு உங்க பக்கத்துல வச்சிருக்கிறார் உலகத்திலேயே இல்லை அப்படின்னால் உங்களுக்காக உருவாக்குவார் ஹலலூயா ஆனா அதை பார்க்க முடியாதபடி பார்க்க கூடாதபடி ஏதோ அவிசுவாசம் என்கிற ஒன்றை ஏதோ தேவையில்லாத ஒன்றை உங்களுக்கு வச்சு உங்க கண்ணை குருடா வச்சிருப்பான் பிசாஸ் ஆகாருக்கு அற்புதம் செஞ்ச இடத்த பாருங்க ஆகாரின் பிள்ளைக்காக ஒரு துறவு என்ன செய்யப்பட்டுச்சு நோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அதனால உங்களுக்கு சொல்ல சொல்றாரு துறவு தோன்றல துறவு உருவாகல துறவு இருந்துச்சு ஆகாருக்கு தெரியல அலை லூயா இருந்துச்சு ஆகாருக்கு தெரியலை கர்த்தர் என்ன அற்புதம் பண்ணார் சமீபத்தில் ஒரு செய்தியில் கூட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் கர்த்தர் அங்கே என்ன பண்ணார் துறவை உண்டு பண்ணல துறவை பார்க்கும்படி கண்களை திறந்தார் எத்தனை பேத்துக்கு புரியுது நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தேவையானதெல்லாம் என்னை சுற்றி தான் இருக்குது சொல்லுங்கள் எனக்கு தேவையானதெல்லாம் சொல்லுங்கள் நான் எட்டி எடுக்கிற இடத்துல தான் இருக்குது சில பேர் ஜெபம் பண்ணி பார்த்துட்டீங்க சில பேர் பொருத்தனை பண்ணி பார்த்துட்டீங்க சில பேர் உபவாசம் பண்ணி பார்த்துட்டீங்க ஆனாலும் மாறல கடைசியில் இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க மைண்ட் இப்படி செட்டி ஆயிடுச்சு சரி இதுதான் தேவ சித்தம் நோ அல்ல அப்படி அல்லவே ஐய் நீ ஜெபித்து கிடைக்கல பொருத்தனை பண்ணி கிடைக்கல உபவாசம் பண்ணி கிடைக்கல அப்படிங்கும் போது உங்கள் சிந்தையை ஒரு ஒருபோது இதுதான் தேவசித்தம் அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யவே கூடாது சொல்லுங்க அப்படி ஒரு மைண்ட் செட் வரவே இல்லை அப்படி அல்லவே அல்ல அப்படி அல்லவே சொல்லுங்க அப்படி அல்லவே எனக்கு தேவையானவைகளை தருகிறவர் என் தேவன் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு தேவையானவைகளை ஆமா அபிரகாம் ஒரு பேர் வைத்து ஆண்டவரை வழிபட்டார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஏகோவா ஈரே ஏகோவா இரு அதோட சரியான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன தேவைகளை சந்திக்கிறவர் சரியா சொன்ன அதனுடைய அர்த்தம் என்னங்க தேவைகளை சந்திக்கிறவர் எல்லாம் செய்ய வல்லவர் எல்லாம் செய்ய உங்களுக்கு எனக்கு ஒரு தேவை உங்களுக்கு ஒரு தேவை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை உங்களுக்கு தேவையாக இருக்கிறது பிறருக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவையில்லைங்கிறது சிலருக்கு தேவையாக இருக்கலாம் யாருக்கு எதுவோ அதை செய்வதற்கே ஆண்டவர் வல்லமை உள்ளவர்